வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா October first so first day of the month so market பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஜென்ரேட் ஆகி நல்லா செகண்ட் டார்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த டவுன்சன் அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு ஸோ இதில் ஆல்ரெடி செல் கால் இருக்குது அப்படின்றனால செல்லிங் ட்ரெண்ட் போயிட்டுருக்குன்றனால அடுத்து ஃப்ரெஷ்ஷாக கால் வந்துச்சுன்னா பை கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ அது எப்போ ஜெனரேட் ஆகுது மார்க்கெட் வந்து எப்போ ஏற ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து பை கால் ஜெனரேட் ஆகும் ஸோ அது எப்போ ஏற ஆரம்பிக்குது எப்போ பை கால் ஜெனரேட் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் எயிட்டீன் ஆகுது நமக்கு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு buy at thirty seven thousand two eighty five அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு ஸோ பை டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல அதான் first at second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா thirty seven thousand three seventy eight point twenty காட்டுது ஸோ இப்போ நமக்கு தேர்ட்டி செவன் டூ எயிட்டி ஃபைவ்ல வந்திருக்கு அந்த buy call thirty seven three seventy எயிட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டென் மினிட்ஸ் பேக் கூட பையிங் ரேஞ்சில் இருந்துச்சு இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டிலாம் பிரேக் அவுட் பண்ணி இப்போ பாருங்கள் மார்க்கெட் ரொம்ப வேகமாக ரைஸ் ஆகுது தேர்ட்டி செவன் ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு so thirty seven two eighty ஃபைவ்ல வந்தது ஃபோர் டுவெண்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஃபிஃப்டி ஒன் ஆகுது நமக்கு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஜீரோ நைனில் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆன நைன் ஜீரோ நைனில் வந்து பைக்கால் பார்த்தீங்கன்னா இப்போ நைன் எயிட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ நமக்கு கால் வந்து டேரெக்டாக ஆப்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஜென்ரேட் பண்ணுறது இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா Bank Nifty weekly option coming week வந்து எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன் தான் இது thirty six thousand five hundred call option so இப்படி தான் இன்றைக்கி நமக்கு டேரக்ட் ஆப்ஷன்லேயே வந்து கால் ஜெனரேட் ஆகிட்டு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணி பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம் இல்லாட்டினா ஃபியூச்சர் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ